பிரிண்டர் இணைத்தல் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கணினியுடன் பிரிண்டரை எப்படி இணைப்பது என காணலாம் இதில் உபுண்டு லினக்ஸ் 12.10 மற்றும் கெனான் பிரிண்டரை பயன்படுத்துகிறேன் கணினியின் சாதனங்களை ஒரு முறை அறிமுகம் செய்து கொள்ளலாம் இதுதான் சிபியு மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் மற்றும் பிரின்டர் CPUவை காண்போம் பெரும்பாலான CPUவில் சில USB போர்ட்கள் முன்புறத்திலும் சில பின்புறத்திலும் அமைந்திருக்கும் இப்போது பிரிண்டரை காணலாம் வழக்கமாக பிரிண்டரின் முன் அல்லது மேல் பகுதியில் ஒரு பவர் ஸ்விட்ச் இருக்கும் பின்புறத்தில் மின் இணைப்பு பகுதியும் யுஎஸ்பி portடும் இருக்கும் கணினியுடன் பிரிண்டரை இணைக்க யுஎஸ்பி கேபிளை பயன்படுத்த வேண்டும் யுஎஸ்பி கேபிளை பிரிண்டருடன் இணைப்போம் இப்போது யுஎஸ்பி கேபிளின் மறுமுனையை CPUவின் யுஎஸ்பி போர்ட்டில் இணைப்போம் பிரிண்டர் கணினியுடன் இணைக்கப்பட்டு விட்டது பவர் பட்டனை ஆன் செய்யலாம் இப்போது கணினியில் பிரிண்டர் அமைப்புகளை நிறுவலாம் டெஸ்க்டாப்புக்கு செல்வோம் லான்ச்சர் பாரில் வலது பக்க மேல் முனையில் உள்ள டாஷ் ஹோம் ஐகானை சொடுக்கவும் சர்ச் பாரில் பிரிண்டிங் என டைப் செய்யவும் பிரிண்டர் ஐகான் காட்டப்படும் அதை சொடுக்கலாம் உபுண்டுவின் முந்தைய வெளியீடுகளில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் பிரிண்டிங் ஐ தேர்வு செய்யவும் இப்போது பிரிண்டிங் டயலாக் பாக்ஸ் தோன்றும் இதுவரை எந்த பிரிண்டரும் நிறுவப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது மேல் வலது புறத்தில் பச்சை வண்ண கூட்டல் குறி கொண்ட ஆட் பட்டன் உள்ளது அதை தேர்வு செய்யலாம் இது நியூ பிரிண்டர் டயலாக் பாக்ஸை திறக்கிறது இடது பக்கத்தில் கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ள பிரிண்டர்களின் பட்டியல் தோன்றும் இங்கு நமது பிரிண்டரை தேர்வு செய்வோம் அதாவது கெனான் பிரிண்டர் பின் forwardஐ தேர்வு செய்யலாம் இது தானாகவே driverகளை தேட தொடங்குகிறது cancelஐ தேர்வு செய்கிறேன் இப்போது சூஸ் டிரைவர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது பொதுவாக முன்னிருப்பு விருப்பம் சரியாகவே இருக்கும் நான் கெனான் பிரிண்டரை இணைத்துள்ளேன் பட்டியலிலும் அது முன்னிருப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஃபார்வர்டை சொடுக்கலாம் மாடல் பக்கத்தில் எனது பிரிண்டர் மாடல் தானாகவே கண்டுபிடிக்கப்பட்டு அடைப்பில் ரெக்கமெண்டட் எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது டிரைவர்ஸ் பக்கத்தில் எனது printerக்கு ஏற்ற டிரைவர் கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் forwardஐ சொடுக்கலாம் இப்போது printerன் பெயர் இடம் போன்ற விவரங்கள் கேட்கப்படுகிறது பதில்களை மாற்றாமல் Applyஐ சொடுக்குகிறேன் கணினியுடன் பிரின்டர் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது Would you like to print a test page என்ற செய்தி தோன்றுகிறது நாம் print test page ஐ சொடுக்கலாம் ஒரு செய்தி தோன்றுகிறது submitted test page submitted as வேலை மற்றும் அதன் எண் ஓகேவை சொடுக்கலாம் மீண்டும் printer properties dialogsல் ஓகேவை சொடுக்கலாம் இதோ printerின் சோதனை அச்சு பிரிண்டர் நமது கோப்புகளை அச்சிட தயாராகி விட்டது பிரிண்டர் டயலாக் பாக்ஸை மூடலாம் ஆவணத்தை எப்படி அச்சிடுவது என பார்க்கலாம் ஆவணத்தை திறந்து பின் கண்ட்ரோல் மற்றும் பி விசைகளை அழுத்தலாம் பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் திறக்கப்படுகிறது இதில் இணைக்கப்பட்ட பிரிண்டர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதை கவனிக்கவும் டயலாக் பாக்ஸில் பல தேர்வுகள் உள்ளன ரேஞ்ச் பக்க வரம்புகளை தேர்வு செய்ய உதவுகிறது இதில் சில உட்தேர்வுகளும் உள்ளன ஆல் பேஜஸ் அனைத்து பக்கங்களையும் அச்சிட கரண்ட் பேஜ் தற்போதைய பக்கத்தை அச்சிட பேஜஸ் குறிப்பிட்ட பக்கங்களை அச்சிட உதாரணமாக மூன்றிலிருந்து நான்கு அடுத்து Copiesன் கீழ் உள்ள தேர்வுகளை காணலாம் Copies பிரதிகளின் எண்ணிக்கையை தேர்வு செய்ய உதவுகிறது Copiesல் 2 என கொடுத்தால் இரண்டு பிரதிகள் அச்சிடப்படும் பிரிண்ட் பட்டனை சொடுக்கலாம் பிரிண்டர் சரியாக இணைக்கப்பட்டிருந்தால் ஆவணம் அச்சிடப்படும் டுடோரியலின் முடிவிற்கு வந்துவிட்டோம் இதில் நாம் கற்றது கணினியுடன் printerஐ எப்படி இணைப்பது பிரின்டர் அமைப்புகளை நிறுவுதல் ஆவணத்தை அச்சிடுதல் மேலும் பல பிரின்ட் தேர்வுகளை கற்றோம் தகவல்கள் பயனுள்ளவை என நம்புகிறோம் இந்த இணையதளத்தில் உள்ள வீடியோவை பார்க்கவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் projectஐ எடுத்துரைக்கிறது இன்டர்நெட்டின் வேகம் குறைவாக இருந்தால் தரவிறக்கி பார்த்து கொள்ளவும் ஸ்போக்கன் டுடோரியல்களை வைத்து பயிற்சிகள் நடத்துகின்றோம் இன்டர்நெட் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் ஸ்போக்கன் டுடோரியல் பாடங்கள் டாப் டு டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய ஐசிடி மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேற்கொண்ட விவரங்கள் இந்த இணைய முகவரியில் உள்ளன உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீன் ஐஐடி மும்பையிலிருந்து நன்றி